அனைவருக்கும் வணக்கம் இது மாநில கல்வியியல் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் மற்றும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இணைந்து நடத்தும் ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி இந்த நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறது அனுபவ கற்றலுக்கான படைப்பாற்றல் கற்றல் சூழலை அமைத்தல் படைப்பாற்றல் எவ்வளோ அழகான சொல்லு இல்லை சரி இந்த படைப்பாற்றல் சூழலை பள்ளிகளில் அமைப்பதில் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி படைப்பாற்றல்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுக்கு முன்னாடி அறிஞர்கள் எல்லாருக்கிட்டேயும் குழிலன்ஸ்லாம் வந்து நிறைய வைத்து ஆராய்ச்சிகளை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லாரோட ஆராய்ச்சிகளுமே பார்த்திங்கன்னா மண்ணிலேருந்து ஏதாவது பரிசோதனை பண்ணலாமா இல்லை இலையிலேருந்து ஏதாவது பரிசோதனை பண்ணலாமா இல்லை நம்மளோட செல்களிலிருந்து பரிசோதனை பண்ணலாம்லான்னு பார்த்தாங்க ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இப்படி கீழே பார்க்காம இந்த லென்ஸை வச்சு ஏன் மேலே பார்க்கக்கூடாது அப்படின்னு யோசித்தார் அன்றைக்கி பிறந்தது தான் டெலஸ்கோப் பார்த்தவர் கலீலியோ கலீலி ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் எல்லாரும் பார்த்த மாதிரி அவர் பார்க்கல அவர் ஒரே ஒரு மாற்றம் தான் செஞ்சார் பார்த்து கொண்டிருக்க அந்த கோணத்தை மேல் நோக்கி பார்த்தார் இவ்வளோ தானே இன்றைக்கி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணி நாசா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு ஒன்று மேலே அனுப்புதுன்னா அதுக்கு மூலாதாரமே அந்த கலிலியோ கலிலி தானே ரெண்டாவதாக ஒரு உதாரணம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து தர்பூசணி பழம் சாப்பிட்ருக்கோம் இல்லையா நான்லாம் வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா தர்பூசணி பழம் வந்து பார்த்திங்கன்னா அது உருண்டையாக இருக்கும் அதை பைக்கில் வச்சு கட்டவும் முடியாது அதனால் அது உருண்டு உருண்டு போகும் இதே ப்ராப்ளம் தான் வந்து ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் வந்துச்சு இது எல்லாருக்குமே வரும் இல்லையா ஆனால் அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக தெரிஞ்சுது ஏன்னா நீங்களும் நானும் வந்து அந்த தர்பூசணி பழத்தை பைக்கில் வச்சு கொண்டு வருவோம் ஆனால் அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு பழத்தை வாங்குவதற்கே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதை நிறைய பழத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க இடம் பெறும்போது அது ரொம்ப சிக்கலாக இருக்கும் இல்லையா நானாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பையில் அதை கொண்டு போயிருப்பேன் இல்லை ஒரு பெரிய கோணி பையில் வச்சு சாக்கு மூட்டையில் வச்சு நான் கட்டி அதை கொண்டு போயிருப்பேன் ஆனால் அவங்க கொடுத்த தீர்வு என்ன தெரியுமா தர்பூசணியோட பழத்தை அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குல்ல ஒரு உருளையாக இருக்கக்கூடிய ஒரு தர்பூசணி பழத்தை எளிதாக வண்டியில் வச்சு கொண்டு போகிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கொயராக மாற்றிருக்காங்க அதாவது சதுர தர்பூசணி பழம் இன்றைக்கி அமெரிக்க சந்தையில் இந்த தர்பூசணி பழத்தோட விலை என்னன்னு தெரியுமா கரெக்டாக சொன்னீங்க இந்திய மதிப்புக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் ஆச்சரியமாக இருக்குல்ல அன்னைக்கு யோசித்த அவங்க சின்ன மாற்றங்கள் தான் இன்றைக்கி இந்த தர்பூசணியை கொடுத்துருக்குது மூன்றாவது நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நாசாவை பற்றி யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை காரணம் நாசா என்பது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நேஷ்னல் ஏரோனாட்டிக்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய நம்ம எப்படி இஸ்ரோ இந்தியாவில் இருக்கிறதோ அதே மாதிரி தான் நாசா அமெரிக்காவில் இருக்குது அவங்க பண்ண சாதனைகள் உண்மையாலுமே எந்த நாடும் இன்ன வரைக்கும் பண்ணலை காரணம் விதவிதமான செயற்கைக்கோளில் வானுக்கு அனுப்பி ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு முறை ராக்கெட் சுமந்து போய் செயற்கைக்கோளை விட்டுட்டு அந்த ராக்கெட் ஆனது பூமிக்கு தான் வந்து விழும் அதாவது ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும் இதை ஒருத்தர் பார்க்குறாரு இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதே ஏன் ஒரு முறை தான் அந்த ராக்கெட் பயன்படுது இப்போ நீங்களும் நானும் வந்து சிவகாசியில் பட்டாசு வாங்கிலாம் வெடிச்சிருக்கோம் இல்லையா ஒரு வாட்டி கொளுத்துவோம் மேலே போவும் வெடிக்கும் அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டை பயன்படுத்தவே முடியாது இதே நிலைமை தான் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு இதில் ஏதோ சிக்கல் இருக்குது இதில் கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு ஒரு மனிதன் நினைக்கிறாரு அப்படி பிறந்தது தான் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய ராக்கெட்டுகளை தயாரிக்கக்கூடிய கம்பெனி இதனால் என்ன சார் நன்மை பெரிய நன்மை என்னென்னா அந்த ராக்கெட்டை ஒரு முறை மட்டும் அவங்க பயன்படுத்தலை ஒரு வாட்டி பயன்படுத்திட்டு திருப்பி பூமிக்கு இறக்கி திருப்பி பயன்படுத்திட்டு திருப்பி பூமிக்கு இறங்கி பல முறை பயன்படுத்துகிறாங்க இதனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பொருட்செலவு மிச்சம் யோசித்து பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் ஞானிகள் லெவலுக்குலாம் வந்து நாசாவில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் ஒரு தனியார் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற இலான் மஸ்க் இதை செஞ்சுருக்கிறார் அப்படின்னா இது பெரிய படைப்பாற்றல் தானே இது மாதிரி நிறைய சான்றுகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் என்கிட்ட இருக்க இந்த பேனா எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கேமரா எனக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபேன் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் உங்களை போன்ற என்னை போன்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் உருவாவதற்கு முன்பாக அது உங்களுக்கோ இல்லை எனக்கோ ஒரு ஐடியாவாக தான் இருந்திருக்கும் ஐடியாவுக்கு முன்னாடி அது ஒரு தேவையாக இருந்திருக்கும் இன்றைக்கி அந்த தேவை நம்மளை மாதிரி மனிதர்களுக்குள்ள ஐடியாவாக மாறி இன்றைக்கி ஒரு கருவியாக நம்ம முன்னாடி நிற்குது நீங்கள் உங்களோட வகுப்பறை கொஞ்சம் சுற்றி பாருங்களேன் நீங்கள் பார்ப்பதெல்லாம் கருவிகள் அல்ல ஒரு ஒரு மனிதரோட படைப்பு தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இதுதான் படைப்பாற்றல் இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு ஆசிரியராக ஒரு குழந்தைக்கு இந்த படைப்பாற்றலை ஊட்டணும் அப்படின்னா நம்மளோட வகுப்பறை எப்படிலாம் இருக்கணும் பார்க்கலாம் என்றோ படித்த ஒரு ஞாபகம் அதாவது ஜெர்மனியில் ஒரு பள்ளியில் முதல் நாள் வரக்கூடிய குழந்தைகளுக்கு புத்தகத்தையோ பேனாவையோ காட்ட மாட்டாங்களாம் அதுக்கு மாறாக சின்ன சின்ன பொம்மைகளை வாங்கி அவங்கள மகிழ்விப்பாங்களாம் ஆனந்தமாக இருக்கும்ல இன்னொரு பள்ளியில் எல்லாரும் வந்த பிறகு அதாவது குழந்தைகள் எல்லாம் வந்து உட்கார்ந்த பிறகு ஒரு ஒரு குழந்தைக்கும் தேவையான ஆசைப்படுகின்ற புத்தகங்கள் பொம்மைகள் அத்தனையும் லிஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க மறுநாள் வரும்போது அந்த பள்ளியில் முழுசுமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்குமா இதை பார்க்குற குழந்தைகள் நம்மளோட ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு பள்ளி இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கும்ல யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா இடைநீற்றல் அப்படின்ற சொல்லே நமக்கு இல்லை நீங்கள் கூட கேட்கலாம் அப்போ இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளால் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா இதோ இந்த படத்தை பாருங்களேன் இது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்ட பள்ளி அதுவும் உங்களை போன்ற என்னை போன்ற ஒரு ஆசிரியரால் உருவாக்கப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி இதில் பாருங்கள் ஒரு பள்ளியில் இருக்க வேண்டிய புத்தகங்கள் ஆசிரியர்களை தாண்டி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன் இந்த பள்ளியில் நூலகம் மற்றும் எழுத்தறியும் பகுதி பொம்மைகளை கொண்டு உருவாக்கும் பகுதி நடித்து காட்டும் பகுதி அறிவியல் பகுதி கட்டிட தொகுதியிலே கொண்டு உருவாக்கும் பகுதி அதாவது நம்ம சின்ன வயசில் இந்த பில்டிங் பிளாக்ஸ்லாம் வச்சு விளாடுவோம் இல்லையா அந்த பகுதியும் அதை சேர்த்துருக்காங்க கணிதம் அல்லது செயல்பாட்டு பகுதி கலைப்பகுதி இசைப்பகுதி ஏன் நடன பகுதி கூட இருக்குது பாருங்கள் ஒரு பள்ளியில் அனைத்து விதமான செயல்களுக்கு இல்லை செயல்பாட்டுகளுக்கு அந்த பள்ளி முன்னுதாரணமாக இருக்குது நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் இந்த படைப்பாற்றலுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு வெறும் புத்தகத்தின் மூலமாகவோ இல்லை புத்தகத்தில் இருக்கக்கூடிய படங்கள் மூலமாகவோ இந்த படைப்பாற்றல் வருமானா கண்டிப்பாக வராது இதுக்கு ஒரே ஒரு சான்று மட்டும் சொல்கிறேன் ஒரு பள்ளியில் பொம்மைகளை வைத்து விளையாடும் பகுதி இருக்குதுன்னு நினச்சிப்போம் ஒரு குழந்தை அந்த பொம்மையை பார்க்கும்போது என்னவெல்லாம் அது சிந்திக்கும் அது முகபாவனையை பற்றி சிந்திக்கும் அந்த பொம்மைகளை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்பதை அது தெரிந்து கொள்ளும் அந்த பொம்மைகளை கொண்டு அது நடித்து காட்டும் இப்படி அனைத்து விதமான செயல்பாடுகள் செய்கிறதுனால தான் குழந்தைகளுக்கு இந்த மாற்று சிந்தனை படைப்பாற்றல் ஆக்கப்பூர்வ சிந்தனை அத்தனையும் வருது இல்லையா இப்போது நீங்கள் கூட கேட்கலாம் இந்த பள்ளியில் அனைத்து விதமான பகுதிகள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு பகுதியிலும் என்ன இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க இதை சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூட ஒரு டீச்சர் வந்திருக்காங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஜோதிலட்சுமி டீச்சர் தான் குழந்தையை மையமாக கொண்ட கற்றல் சூழலில் குழந்தைகள் சிறப்பாக கற்றுக்கொள்வதை நாம் அறிவோம் அவர்கள் செய்யும் செயல்களை அவர்களாகவே பரிசோதித்துக் கொள்ள முடியும் அவர்களின் கருத்துகளுக்கு செயல் வடிவம் தருவதன் மூலம் அவர்களின் கற்றல் நிலையை உணர முடிகிறது இவ்விடங்களில் அவர்கள் விளையாட்டின் மூலமும் விரும்பும் நிகழ்வுகளில் பங்கேற்பதன் மூலமும் கற்றுக்கொள்ள முடியும் வகுப்பறையில் நடைபெறும் ஆர்வமுள்ள செயல்பாட்டிற்கான பகுதிகள் குழந்தைகளுக்கு ஆர்வத்தை உருவாக்கும் வகையில் சிறப்பாக வடிவமைக்கப்பட வேண்டும் அவை வகுப்பறையின் அனைத்து பக்கங்களிலிருந்தும் அணுகக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இதன் மூலம் ஆசிரியர் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் வகுப்பறையில் இடம் குறைவாக இருந்தால் ஒரே நேரத்தில் குறைந்தது நான்கு கற்பித்தல் பகுதிகளுக்கு திட்டமிட வேண்டும் பல்வேறு வகையான பகுதிகள் மற்றும் ஒவ்வொன்றையும் உருவாக்கும் செயல்முறையை நாம் புரிந்து கொள்வோம் நூலகம் மற்றும் எழுத்துக்களை கற்கும் பகுதியில் பல்வேறு வயதுக்கேற்ற குழந்தைகளுடைய பத்திரிகைகள் தகவல் புத்தகங்கள் பாட புத்தகங்கள் கதை புத்தகங்கள் பெரிய புத்தகங்கள் உள்ளூர் நாட்டுப்புற கதைகள் ஒரு மைய கருத்தின் அடிப்படையிலான புத்தகங்கள் சித்திர கதைகள் எழுதும் பலகைகள் மற்றும் சுண்ணக்கட்டிகள் போன்றவை இருக்க வேண்டும் அடுத்தபடியாக பொம்மைகள் அல்லது நடித்து விளையாடும் பகுதியில் பல்வேறு வகையான பொம்மைகள் பொம்மை அளவிலான மரச்சாமான்கள் மற்றும் உடைகள் பானைகள் பாத்திரங்கள் கரண்டிகள் போன்ற பொம்மை அளவிலான சமையல் பாத்திரங்கள் உள்ளடங்கியிருக்க வேண்டும் காய்கறிகள் அல்லது பழங்கள் போன்ற களிமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் போன்றவை சீப்பு கண்ணாடி கைத்தடி அதாவது வாக்கிங் ஸ்டிக் பழைய கண்ணாடிகள் செயல்படாத தொலைபேசிகள் அல்லது புகைப்பட கருவிகள் சிறிய பெட்டிகள் மதிய உணவு பாத்திரங்கள் போன்றவை கண்டுபிடிப்பு அல்லது அறிவியல் பகுதியில் சரிவு பாதைகள் மற்றும் சக்கரங்கள் உருபெருக்கும் கண்ணாடி கடல் கிழிஞ்சல்கள் விதைகள் ஓடுகள் போன்றவை தாவரங்கள் விதைகள் காந்தங்கள் மற்றும் இரும்பு பொருட்கள் எடையிடும் தராசுகள் மற்றும் எடைகள் அளவிடும் நாடாக்கள் அல்லது உள்ளூரில் கிடைக்கும் பிற பொருள்கள் இருக்க வேண்டும் கட்டட தொகுதிகளை கொண்ட கட்டுமான பகுதியில் அதாவது பில்டிங் பிளாக்ஸ் பல்வேறு வகையான நிறங்கள் வடிவங்கள் மற்றும் அளவுகள் கொண்ட தனித்த கட்டட தொகுதிகள் ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடிய தொகுதிகள் உள்ளீடற்ற தொகுதிகள் மற்றும் மரப்பாலங்கள் போன்றவை அமைந்திருக்க வேண்டும் அடுத்த பகுதியாக கணிதம் அல்லது செயல்பாட்டு பகுதியில் புதிர்கள் பொருத்தக்கூடிய அட்டைகள் குறுக்கு சட்ட அட்டைகள் விதைகள் கவசங்கள் சரங்கள் மற்றும் மணிகள் கார்கள் லாரிகள் விலங்குகள் மனிதர்களின் உருவங்கள் சிறிய பொம்மைகள் எண் கம்பிகள் மணிச்சட்டம் மற்றும் சுற்றுச்சூழலில் உள்ள பிற பொருட்கள் இலை கல் கூழாங்கற்கள் கிளைகள் மலர்கள் போன்றவை ஆகியவை இருப்பதை உறுதிப்படுத்தவும் கலைப்பகுதியில் பல்வேறு வகையான காகிதங்கள் மெழுகு வண்ணக்கோள்கள் பென்சில்கள் குறியீட்டு எழுதுகோள்கள் அதாவது மார்க்கர்ஸ் எழுதும் பலகைகள் வெவ்வேறு வண்ண சுண்ணக்கட்டிகள் துணி துண்டுகள் வண்ண பூச்சிகள் அதாவது பெயிண்ட்ஸ் தூரிகைகள் அளவு நாடா டேப் விளையாட உதவும் மாவு களிமண் உருட்டல் ஊசிகள் மற்றும் பலகைகள் பழைய செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் படத்தொகுப்பு பனிக்கூழ் குச்சிகள் அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் மற்றும் உள்ளூரில் கிடைக்கும் பிற பொருள்கள் இருக்க வேண்டும் இறுதியாக மிகவும் ஆர்வமூட்டும் பகுதியான இசை பகுதியில் தேவை மற்றும் கிடைக்கும் தன்மைக்கு தகுந்த பல்வேறு வகையான இசைக்கருவிகள் மற்றும் சாதனங்களான கஞ்சிரா மணி கோப்பை ஊதாங்குழல் வீணை கம்பிக்கருவிகள் கிளுகிழுப்பை பல்வேறு வகையான உலோக பொருட்கள் பிற உள்ளூர் இசைக்கருவிகள் ஒளி அமைப்பு குரல் பதிவு இயந்திரம் மற்றும் பாடல்கள் கவிதைகள் ஒத்திசை தரும் பாடல்கள் போன்ற பல்வேறு கணினி வட்டுகள் வைக்கப்பட வேண்டும் இந்த பகுதியில் குழந்தைகளுக்கான ரிப்பன்கள் அல்லது கழுத்து பட்டைகள் போன்ற பொருட்கள் படைப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் வைக்கப்பட வேண்டும் இந்த பொருள்கள் மற்றும் ஆலோசனைகள் வெறும் பரிந்துரை மட்டுமே நீங்கள் அனைவரும் மிகுந்த படைப்பாற்றல் உள்ளவர்கள் இங்கே பரிந்துரைத்ததை விட கூடுதலாக கற்றிருப்பீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம் வகுப்பின் நிலை கற்றல் தேவைகள் மற்றும் உங்கள் குழந்தைகளின் ஆர்வம் மற்றும் வகுப்பின் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த பகுதியில் அனைத்தையுமோ அல்லது சிலவற்றையோ உங்களால் உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் மகிழ்வாக கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி